முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஓய்வெடுக்க மறுத்தார் என்று அப்பல்லோ மருத்துவர்கள் கூறியுள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா உடல் நலக்குறைவால் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்து பதினாறு ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அதிமுக தொண்டர்கள் குரல் கொடுத்த நிலையில் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்டது அந்த விசாரணை இன்று வரை தொடர்ந்து வருகிறது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்த வருடங்கள் உருண்டோடியும் அவரது மரணம் குறித்த மர்மம் இன்னும் விலகவில்லை ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மம் விலக்கப்படும் என்று அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தலைவர் முக ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசினார் உதயநிதியின் பிரச்சாரத்திலும் இதுவே முக்கிய பேச்சாக இருந்தது இந்நிலையில் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் ஆறுமுகசாமி ஆணையத்தின் முதல் நாள் விசாரணையான இன்று அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவர்கள் பாபு மனோகர் அருள் செல்வம் ராமகிருஷ்ணன் சுந்தர் காமேஷ் ஆகியோர் ஆஜராகி வாக்குமூலம் தந்தனர் அப்பல்லோ மருத்துவர் பாபு மனோகர் விசாரணை ஆணையத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பதவியேற்பதற்கு முன்பே ஜெயலலிதாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தது அவருக்கு தலைசுற்றல் மயக்கம் இருந்தது என்றார் மேலும் முதல்வராக பதவியேற்பதற்கு முதல் நாள் ஜெயலலிதாவுக்கு பிறர் உதவியில்லாமல் நடக்க முடியாத சூழல் இருந்தது என்று கூறினார் மருத்துவர் சிவக்குமாரின் அழைப்பின் பேரில் பதவியேற்புக்கு முதல் நாள் போயஸ் இல்லத்தில் ஜெயலலிதாவை சந்தித்து பரிசோதனை செய்தேன் சில மருந்துகளை பரிந்துரைத்ததோடு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பரிந்துரைத்தேன் சில நாட்கள் ஓய்வெடுக்க ஜெயலலிதாவுக்கு பரிந்துரைத்தும் தினமும் பதினாறு மணி நேரம் வேலை இருப்பதாக கூறி அவர் ஓய்வுவிடுக்க மறுத்துவிட்டார் என்றார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் எங்கள் கட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் தொடர்ந்து ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்பதான் உண்மை அரசியல் ரீதியாக தேவையில்லாமல் எங்கள் சித்தி மீது பழையை போட்டு ஏதோ பண்ணி பார்த்தார்கள் ஆனால் மக்கள் வரிப்பணம்தான் வீணாகிறது என்றார் அம்மா வந்து ரொம்ப இண்டிபெண்டான கேரக்டர் அவங்க எதுவுமே யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் அவங்கள்ட்ட நடக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் அவங்க வந்து எந்த முடியுமே அவங்க இருப்பாங்க அதனால் இதில் போய் நான் கருத்து சொல்ல வேண்டியது எல்லாம் எங்கள் கட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கு அம்மாவை பற்றி தெரியும் அதனால் வந்து அவங்களுக்கு உடல்நல நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன் உடல்நல குறைவால் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அங்கே கார்டியாக் தானே அன்றைக்கி அதனால அதனால அவங்க மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மை அரசியல் ரீதியாக அதை தேவையில்லாமல் எங்கள் சித்தி மேலே பழைய போட்டு ஏதோ பண்ணி பார்த்தாங்க அதானே தவிர அதுக்காக மக்கள் வரிப்பணம் தான் வேணாது பரவாயில்ல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜிக்கு கொஞ்ச நாள் பதவியில் கொடுத்துருக்காங்க சார்